எல்லாரும் படிக்கணுன்றது தான் எனக்கு அதை ஒரு பாட்டால் சொல்லித்தரும் சிலருக்கு வந்து பாட்டு பிடிக்கும் சிலருக்கு கதையால் புரிஞ்சுக்குவாங்க சிலர் வந்து திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது புரிஞ்சுக்குவாங்க சிலருக்கு கேம்ஸ் பிடிக்குன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு நான் நாலு இது செய்யணும் பசங்களுக்கு அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ஒரு ஆடு புலி விளையாட்டு ஒன்று கற்றுக் கொடுத்தேன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஆடில் பண்ணிவிட்டு நெத்தியில் ஊட்டிட்டு புளி மாதிரி போயிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையாக கேட்ச் பண்ணி நிற்க வைக்கிற மாதிரி அது பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப இன்வால்வாக செஞ்சாங்க நம்ம வந்து வேரில் தானே தண்ணி ஊற்றுவோம் அது வந்து அது ஊற்றிட்டு வேலை தான் நமக்கு இளநீர் கிடைக்குது புளி என்ன சாப்பிட்றோம் ஆடு மாடு அது விலங்கு மற்ற விலங்குகளை அடித்து சாப்பிடும் இல்லையா இப்போ நம்மகிட்ட ஒரு புளி வராரு அவர் உங்களை அடித்து சாப்பிட போகிறது இல்லை அதுதான் செய்யணும் உங்ககிட்ட இருக்கிற வார்த்தை என்னன்னு தெரியும் இல்லையா ஃபஸ்ட்டு யாரை பிடிக்க வருவாரோ அவர் எந்த பிடிக்கிட்ட மாட்டக்கூடாது சரியா ஓடுங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தள்ளக்கூடாது ஒருத்தவங்க ஆமாம் முதல் செடியோட முதல் வார்த்தையை புளி போய் கரெக்டாக பிடிக்கிறாரா எப்படி பிடிக்கிறாரு நம்ம என்ன செய்ய கரெக்டாக அவர் யாரை போய் பிடிக்கிறாருன்றது நம்ம தப்பாக பிடிச்சாருன்னா புளியை நம்ம என்ன செய்யணும் நம்ம அடிச்சிட ஓகேவா start with Mama. Can you play one? Yes, please. Okay, start. Very good. Please, Nilma. மறுபடியும் அடுத்த வாரத்தை கண்டுபிடிக்கலாமா இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க எனக்கு ஒரு ப அந்த அதாவது செய்யுளுக்கு நம்ம அந்த மூணு செயலும் பதினஞ்சு பீரியடில் பதினஞ்சு நாட்களில் சிலபஸில் இருந்தது அதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்க முடிச்சிட்டாங்க நான் வந்து பிள்ளைங்க முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறத வந்து அத்தனை பிள்ளைங்களும் எல்லாருமே படி என்னது நன்றி ஒருவருக்கு

ईश्वरी दीक्षा Ay, por ahí, por ahí, por ahí. அவங்களுக்கு அதாவது அவங்க படிக்கணும்னு தெரியாது அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடுறாங்க ஆனால் படிச்சுட்டாங்க